எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் நான் ஸ்கூலில் வேலை செய்த பொழுது அவர்களும் ஒரு டீச்சராக இருந்தார்கள் அவர்கள் அந்த குடும்பமே ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தது அதன் பிறகு ஒரு நாள் அவர்களுக்கு வயிற்று வலி வந்தது அந்த சகோதரிக்கு அவருடைய பெயர் சுஷீலா டாகூர் அந்த வலியினாலே அவர்கள் மிகவும் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் மருத்துவர் காண்பித்த பொழுது டாக்டர்கள் ஸ்கேன் எடுத்துவிட்டு சொன்னார்கள் வயிற்றிலே ஒரு பெரிய கட்டி இருக்கிறது என்று சொன்னார்கள் பயாப்சி பண்ண வேண்டும் அது கேன்சர் கட்டியா இல்லை என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி பயாப்சி எடுத்து பார்த்த பொழுது அது கேன்சர் கட்டி என்று வந்தது இந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஏனென்றால் அது வயிறு முழுவதுமாய் பரவி விட்டது ஆகையினாலே மூன்று மாதத்தில் நீங்கள் மறித்து போவீர்கள் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன பிறகு கணவனும் மனைவியும் ஏற்கனவே அவர்கள் ஜபிக்கிறவர்கள் தான் இருவரும் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு கைகளை கோர்த்து கொண்டு ஜபித்து கொண்டே இருப்பார்களாம் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இப்படி ஜபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் தேவன் உங்களை இணைத்தது இணைந்து ஜெபிப்பதற்காக அலை லூயா அலை லூயா ஜெபத்தை சீக்கிரம் முடிப்பதற்காக அல்ல செபிப்பதற்காகவே ஆண்டு உங்களை இணைத்திருக்கிறார் அலை லூயா தேவன் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை கொடுத்தது இணைந்து செபிப்பதற்காக ஒருவர் ஒருவரால் ஊக்கம் பெறுவதற்காக அப்படி ஒரு நாள் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இந்த சகோதரி சொன்னார்கள் பிரதர் அதிகாலை இரண்டு மணி இருக்கும் அப்படி என்றால் அர்த்தம் என்ன இரவு நேரங்களிலே இருவரும் இப்படி கண்ணீரோடு இணைந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள் அதிகாலை இரண்டு மணிக்கு ஒரு கருப்பு உருவம் அந்த இடத்தை விட்டு போவதை அவர்கள் கண்டார்கள் அலு லூயா அடுத்த நாள் காலையிலிருந்து அந்த கேன்சர் முற்றிலுமாய் மறைந்து போயிருந்தது சில பிசாசுகள் வியாதிகளை கொண்டு வருகிறது சில பிசாசுகள் பிரச்சனைகளை கொண்டு வருகிறது சில பிசாசுகள் உங்களுடைய வேலைகளிலே ஆசிர்வாதங்கள் இல்லாதபடிக்கு அவைகளை தடை செய்கிறது சில பிசாசுகள் பொருளாதாரத்தை தடை செய்கிறது சில பிசாசுகள் நெருக்கடிகளை கொண்டு வருகிறது ஆகையினாலே தான் ஆண்டவர் சொன்னார் விழித்திருந்து ஜெபியுங்கள் சோதனைக்கு உள்ளாகாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் யார் இப்படி ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை பிசாசு கொண்டு வருகிறான் குடும்பங்களிலே பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வருகிறான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு மன கசப்பையும் வேதனையும் கொண்டு வருகிறான் ஆகையினாலே தான் ஆண்டருடைய பிள்ளைகள் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் பிசாசை மேற்கொள்ள நீங்கள் ஜபிக்க வேண்டும் உங்கள் குடும்பம் முழுவதும் பாதுகாவலில் இருப்பதற்கு நீங்கள் ஜபிக்க வேண்டும்